அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலேருந்து பேசுகிறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கும்ப லக்னத்துக்கு உண்டான குணங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அடுத்து கும்ப வீடு அதிபதி கும்ப வீட்டு அதிபதின்னு பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் எந்தெந்த வீட்டில் இருந்தாருன்னா என்னென்ன பலன்கள்னு சொல்லி நம்ம பார்க்கலாங்க இப்போ கும்ப லக்னத்துக்கு உண்டான குணாதிசயங்களை பார்க்கலாம் அவங்க மிக தைரியம் உள்ளவராகவும் மரியாதைக்குரியவராகவும் இருப்பாங்க ரொம்ப அமைதியாகவும் இருப்பாங்க வல்லவராகவும் இருப்பாங்க அவங்க எப்போ எந்த மாதிரி கேரக்டர் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு புரியறதே ரொம்ப கஷ்டம் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்காக அவங்க வந்து பரமசாது என்றும் நம்ப முடியாது முடியாது எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசுவாங்க எங்க அமைதியா இருக்கணுமோ ரொம்ப பரம சாதுவா இருப்பாங்க காற்றும் மழையும் போல கலந்துதான் இருப்பாங்க இவங்க எதிலுமே நிலையான எண்ணம் இல்லாதவர்களாக இருப்பாங்க வாழ்வில் இவங்களுக்கு இன்பம் துன்பம் இரண்டுமே கலந்து தான் வரும் இவங்களுக்கு இவங்களோட கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அமைதியாகவும் கோவப்படுறவங்களாகவும் இருப்பாங்க மாறி மாறி தான் இவங்களோட வாழ்க்கையில் வந்து இவங்களோட தன்மையை வந்து வெளிப்படுத்துவாங்க இவருடைய பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஈஸ்வரரோட லக்கணம் இவங்க அது பெருமையாக சொல்லிக்கலாம் ஆனால் ஈஸ்வரன் பெற்ற சிரமங்களையும் இவங்க பெறுவாங்க அதனால இவங்களுக்கு சில சில சின்ன சின்ன மனக்கசப்புகள் மனக்குழப்பங்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் எப்படி ஹேண்டில் பண்ணணும் டெக்னிக்கும் உங்களுக்கு தெரியும் அதனால் அமைதியாக இருந்து சாதுரியமாக இவங்க வந்து எல்லா விஷயத்தையுமே சால்வ் பண்ணுவாங்க இவங்க வசிக்கக்கூடிய இடத்துல பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள் நிறையா இருக்கும் அப்போ கழிவுநீர் தொட்டி கழிவுநீர் செல்லும் குழாய் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இவங்க ஆரோக்கியம்னு சொல்லி பார்த்து பார்க்கும்போது இடுப்புலையும் வயிற்று வலி வியாதிகள் வந்து அதிகமாக வரத்துக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இடுப்பில் இடுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் நரம்பு பிடிப்பு நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள் நீர் வியாதி சர்க்கரை வியாதின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க அடுத்து இவங்களுக்கு சுபகர் சுபர்கள்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் புதன் சனி மூணு பேரும் இவங்களுக்கு வந்து சுபர்கள் நல்லது பண்ணுவாங்க பாவிகள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சந்திரன் செவ்வாய் குரு இவங்க மூணு பேரும் பாவிகள் தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்பது குடைவனும் பத்து குடைவனும் இவங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகங்கள் சுக்கரனும் செவ்வாயும் இவங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியது அடுத்து யோகக்காரன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து இவங்களுக்கு யோகக்காரங்கள் யோகக்காரர் லக்கணத்தில் சனி இருந்தால் என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாம் லக் லக்கணத்தில் சனி பகவான் இருந்தாருன்னா ச சசயோகம்னு சொல்லுவாங்க இவங்க பெரிய தத்துவ ஞானிகளாகவும் நேர்மையானவர்களாகவும் தியாகிகளாகவும் இருப்பாங்க துணிச்சல்காரர்களாகவும் இருப்பாங்க வாழ்க்கையில் வெறுப்பு ஏற்படாததுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அது மூலிமா ஆன்மீகத்தில் நாட்டம் வந்து இவங்களுக்கு அதிகமாகவே போகும் சனியுடன் கேது ராகுலாம் இணைஞ்சாங்கன்னா இவங்களுக்கு யோகம் அதிகமாக இருக்கும் ஆனால் மேலும் இந்த ச சனிக்குரிய குணங்கள்லாம் இவங்களுக்கு இயற்கையாகவே கோபமும் அதிகமாக வரும் அதே சமயம் சாதுரியமாக எந்த இடத்துல பேசணுமோ பேசுவாங்க எந்த இடத்துல அமைதியாக இருக்கணுமோ அந்த இடத்துல அமைதியாக இருந்தால் அவங்களோட காரியத்தை சாதிச்சுக்குவாங்க மூல திரிக்கோண வீடாக இருக்கிறதுனால கௌரவம் தொழில் மேன்மை செல்வம் செல்வாக்கள்லாம் நிறையவே இவங்களுக்கு ஏற்படும் அதனால் லக்கணத்தில் சனி பகவான் இருக்கும்போது இவங்களுக்கு செல்வாக்கோடு இருப்பாங்க இவங்க இரண்டாம் குடும்பஸ்தானம்னு சொல்லி பார்க்கலாம் தனஸ்தானாதிபதி பொருள் சேர்க்கை பொருள் சேர்க்கை அதிகமாக இருக்கும் பண சேர்க்கையும் இருக்கும் குரு வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால நல்லது தான் பண்ணுவார் குருவும் சனியும் பரிவர்த்தனை யோகம் பெற்றது தன யோகம் நிறையாவே இருக்கும் இவங்களோட வளர்ச்சி தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும் மூன்றாம் இடம் த சனி பகவான் இருந்தால் என்ன பலன் பார்க்கலாம் இங்கே லக்னாதிபதி நீச்சம் பெறுவதால் இந்த இடத்துல சிறப்பு இல்லை மூன்றாம் நிலை இலை சகோதரனால் இவங்களுக்கு பெரும் சிரமத்தை தான் ஏற்படுத்தும் அவங்களால இவங்களுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது காரிய வெற்றி ஏற்படும் கடுமையான போராட்டத்துக்கு பிறகுதான் இவங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் அந்த மாதிரி நாலாம் இடம் தாய் ஸ்தானம் வண்டி வாகன ஸ்தானம் சொல்லுவோம் கேந்திரத்தில் வந்து சனி பகவான் இருக்கிறதுனால நல்ல விஷயந்தான் தாய் வகையில் சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படும் வண்டி வாகன தொழில் வகையில் குறைபாடுகள் ஏற்படும் பழுது பார்க்கப்படும் அது மாதிரி ஏற்படும் அடுத்து ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் பூர்வீகம் ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்காங்க புத்திரஸ்தானம் சொல்லுவாங்க அப்போ வந்து குழந்தைகளால சில மனக்கசப்புகள் மனக்கசப்பு ஏற்படும் அவங்களால விரயங்கள் பண விரயம் பொருள் விரயம் எல்லாம் ஏற்படுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அவங்களால நீங்கள் அதிகம் டென்ஷன் ஆவீங்க குழந்தைங்க இந்த மாதிரி தப்பு செய்கிறாங்க நம்மளால எதுவும் பேச முடியல அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்ல மனக்கசப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து ஆறாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் ரோகஸ்தானம் ருணரோகஸ்தானம்னு சொல்லுவோம் எதிரிகள்னு சொல்லுவோம் நோய் நொடி எதிரிகள் எதிலும் வெறுப்பு ஏற்படும் போராட்டமான வாழ்க்கை கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ரொம்ப போராடி தான் அந்த வெற்றி அவங்க வந்து காணுவாங்க அவ்வளோ சீக்கிரம் இவங்க வெற்றி பெற மாட்டாங்க ரொம்ப தைரிய தைரியமாகவும் இருப்பாங்க இவங்க எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க சில போராட்ட போராட்டங்களுக்கு பிறகு தான் இவங்களுக்கு வந்து வெற்றி நிச்சயம் ஏழாம் இடத்துல சனி இருப்பதனால கலத்திரக்காரங்கன்னு சொல்லுவோம் கலத்திரஸ்தானம் வந்து ஆண் ஜாத ஆண் ஜாதகத்தில் வந்து இருந்தால் திருமணத்துக்கு பின் வந்து கணவன் கணவன் மாமனார் வீட்டிற்கு முக்கியத்துவமாக கொடுப்பாங்க மனைவி வீட்டு வழியில் சார்ந்திருப்பாங்க பெண் ஜாதகமாக இருந்தால் கணவனே கணவனே கதி என்று கிடப்பாள் கணவன் தான் அவளுக்கு எல்லாருமே எல்லாமே அப்பா அம்மா எல்லாமே கணவன் தான் அப்படின்னு சொல்லி அவங்க கூட இருக்கிற மாதிரி மற்றபடி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா அந்த சனி பகவான் ஏழாம் இடத்துல இருந்ததுன்னா சில விஷயங்கள் தாரதோஷம்னு சொல்லி சொல்லுவோம் பார்த்தாவோ அந்த மாதிரி சொல்லுவோம் அதுக்கு தகுந்த மாதிரி பெண் ஜாதகமும் ஆண் ஜாதகமும் நம்ம பார்த்து தான் அந்த விஷயம் நம்ம பண்ணணும் திருமணம் பண்ணணும் அடுத்து எட்டாம் இடம் எட்டாம் இடம் பார்த்தீங்கன்னா ஆயுள் ஸ்தானம்னு சொல்லுவோம் ஆறு எட்டு பன்னெண்டு லக்னாதிபதி மறையக்கூடாது மறைவு ஸ்தானத்துக்கு போனால் சின்ன சின்ன உடல் உபாதைகள் மனக்கசப்பு மனக்குழப்பம் மன நிம்மதி இது மாதிரி குழப்பமான விஷயங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சனி பகவானை கும்பிட்டா கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு ரிலீஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அடுத்து ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னாங்க தந்தை தந்தை ஸ்தானம் சனி உச்ச வீடு பாக்கியஸ்தானாதிபதி அப்பானால நிறையா பொருள் வரவு பண வரவுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அவங்க மூலியமாக தொழில் செய்யறதுக்கான வாய்ப்புகள் அவங்களோட தொழில் வந்து பசங்க செய்கிற மாதிரி இருக்கும் டேக் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்பா மூலியமா என்னென்ன நன்மைகள் வரணுமோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் அடுத்து ரொம்ப பத்தாம் இடம் வந்து ச பத்தில் சனி பகவான் இருந்தால் பத்தில் தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல உயர்வு ஏற்படும் அது சனி பகவானோட ரிலேட்டடாக இரும்பு இயந்திரம் இன்ஜினியரிங் ஒர்க் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணும்போது அவங்களோட நிலைகள் வந்து அடுத்தடுத்த நிலைகள் அவங்க போகிறதுக்கான விஷயங்கள் வந்து நிறைய ஏற்படும் தொழில கஷ்ட நஷ்டம் எல்லாம் சேர்ந்து தான் வரும் உங்களுக்கு சனியோட செவ்வாய் இணைந்திருந்தா ரத்த தோஷம்னு சொல்லி சொல்லுவோம் அந்த இடத்துல சின்ன சின்ன விபத்துக்கள் சின்ன சின்ன மன தொந்தரவுகள் மனக்கசப்பு இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதே சமயம் யோகத்தையும் கொடுக்கும் அந்த தொழில் முன்னேற்றம் இவங்க அடுத்தடுத்த லெவல் நம்ம எஃபோர்ட் போட்டு பண்ணுறாங்க அப்படின்னா தொழில் முன்னேற்றமும் கண்டிப்பாக ஏற்படும் இது என்ன தொழிலாக இருந்தால் ரொம்ப சிறப்புன்னு பார்த்தா நான் சொன்ன மாதிரி இரும்பு இயந்திரம் இன்ஜினியரிங் சார்ந்த தொழில் வந்து பண்ணும்போது இவங்களுக்கு வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும் அடுத்தது பதினொன்றாம் லாபஸ்தானம் குரு வீடாக இருக்கிறதுனால இங்கே சனி நிற்பதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை முன்னேற்றத்தை தான் கொடுக்கும் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கும் லாபங்களை கொடுக்கும் இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா பத்தாம் இட தொழில் ஸ்தானத்தில் வந்து என்ன பண்ணலாம் இரும்பு இயந்திரம் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்தாங்கன்னா அது மூலிமா உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் நல்ல ஒரு நிலையில் வந்து உட்கார்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இப்போ நான் சொல்கிறது எல்லாமே கும்பலகணத்துக்கு தான் சொல்லிகிட்ருக்கேன் அடுத்து பன்னெண்டாம் இடம் சனி பகவான் பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானாதிபதி லக்கணாதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் நிறைய பொருள் விரயம் பணவிரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரியாக தூக்கமின்மை இருக்கும் அதான் நைட் டியூட்டி நைட் ஷிஃப்ட் இது மாதிரிலாம் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது மற்றபடி அது சனி வீடாக இருக்கிறதுனால சில தேவையற்ற செலவுகள்லாம் வந்து போயிட்டுருக்கோம் மற்றபடி இவங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குங்க பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால அந் அதிகம் பயந்துக்க தேவையில்லை இந்த மாதிரி தொழில் ரீதியான விஷயங்கள் இருக்கும்போது நைட்டு தூங்க முடியாத சூழ் சூழ்நிலை உருவாகும் மற்றபடி நல்லாவே இருக்குங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்